வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் என்னென்ன இருக்குது ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும் ஸோ இது நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபைவ் செவன் ஒனில் பைக் கால் வந்துட்டு நமக்கு டார்கெட் டூ வரைக்கும் ரீச் ஆயிருக்கு நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஒன் நைன்ட்டி நைன்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ இதில் நம்ம ஈஸியாக ஒரு டென் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி இன்றைக்கி டென் பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலராக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டேயில் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் ப்ரீவியஸாகவே நம்ம இந்த ஆக்சுவலி வந்து லைவ் மார்க்கெட்லேயே இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுச்சுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா sell call three five seventy ஃபைவ்ல செல் பண்ண சொல்லியிருக்காங்க டென் தேர்ட்டிக்கு அப்புறமா நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செவன்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் மூணு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிச் ஓவர் ஆயிடுச்சு செவன்ட்டி எயிட்னு சொல்லிட்டு ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஸ்டாப் லாஸ் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்லேயே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக இழக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செல் கால் வந்துருச்சு ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு ஆனால் மேலே ஃபாலோ அப்பாக ஒரு பாயிண்ட் கூட என்ட்ரி வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரல ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து செல் காலில் என்ட்ரி எடுத்திருப்போம் அதில் ஈஸியாக நமக்கு பத்து பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு டென் டென் பாயிண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அதே மாதிரி பிரேக் அவுட்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரிஸ் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து தேவையில்லாத என்ட்ரிஸை வந்து அவாய்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு கால் வந்திருக்கு த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோரில் இது பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்து டூ டென்னுக்கு வந்திருக்கு த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸில் இது டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ அதுக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் வந்துட்டு ஸோ நல்ல டவுனில் இறங்கியிருக்கு அதுக்கடுத்து கால் வந்திருக்கு பட் மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு என்ட்ரி வரல ஸோ இதில் என்ட்ரி எடுக்க மாட்டோம் அதுக்கடுத்து செல் கால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வந்து சொல்லியிருக்காங்க ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இறங்கியிருக்கு ஸோ இதில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு டென் டென் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு இப்போ பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு டார்கெட் என்னென்னா ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ